வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக சரிங்க இப்போ வந்து மேஷ லக்கணம் நான்கில் செவ்வாய் இருக்குது செவ்வாய் நீசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து நான்காம் பாவம்னா என்னன்னு பார்த்துருவோம் அடுத்த வந்து அதில் நான்காம் பாவத்தை என்னென்ன கிரகங்கள்லாம் ஆளுமை செய்யுது அப்படி ஆளுமை செஞ்சால் என்ன மாதிரியான பலன் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து ஐம்பது சதவீத பலன்கள் தாங்க சரியாக வரும் ஏன்னா ஒரு பாவத்தில் பல கிரகங்கள் ஆளுமை செய்யும் நட்சத்திர சாரம்லாம் பார்க்கணும் ஆனால் நம்ம ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ செவ்வாய் நீசமாச்சேங்க லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் நான்காம் பாவத்தில் நீசமாச்சே அப்புறம் அவர் எப்படி ஒரு வாழ்க்கை நடத்துவார் பல பேருக்கு நீசமான அந்த கிரகம் அவுட்டு அந்த கிரகத்தால் இன்னும் பயன் இல்லை லக்கினாரி பெரிய நீசமாக ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது நீசமாகி பல பேர் வந்து நகை கடையை வச்சு பார்த்துருக்குறேன் நிறைய நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பெரிய பெரிய அளவில் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்புறம் நீசம் ஆகிறது மட்டுமே ஒரு கெட்ட பலன் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீசமான கிரகம் நீச பங்கம் அடைஞ்சிட்டாலோ இல்லை அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுய சுபகிரகத்தோட பலன் பலம் கிடச்சிட்டாலும் அவங்க டாப்பாக போயிடுவாங்க அந்த அந்த கிரகத்தின் தசா புத்தி மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் சரிங்களா மற்றபடி நீசம் அடைஞ்சிட்டாலே அவுட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது கிடையவே கிடையவே கிடையாது சரிங்களா சரிங்க இப்போ நாலாம் பவனா என்னங்க நாலாம் பாவம்னா உங்களுக்கு நிலம் இருக்கா இல்லை உங்கள் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா இல்லை உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கா அப்படியெல்லாம் சொல்கிறதா நான்காம் பாவம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கிறீங்களா கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அறிவு இருக்கா இல்லை நுண்ணிய அறிவு இருக்கா ஆராயும் ஆராய்ச்சி செய்யும் திறன் இருக்கா அப்புறம் உங்கள் உங்களுக்கும் தாயாருக்குமான உறவு எப்படி இருக்கிறது தாயாரின் உடல் நலம் எப்படி இருக்கிறது இது எல்லாமே நான்காம் பாவத்தை வச்சு நம்ம சொல்ல முடியுங்க சரிங்களா அப்படின்னா நான்காம் பாவத்தை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம முக்கியமான விஷயங்கள் சரிங்களா இது மட்டும் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா ஏன் சுகஸ்தானம் நான்காம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் பத்தாம் பார்வையாக வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கும் பத்தாம் வீடுங்கிறது வந்து உங்கள் தொழில் சரிங்களா அப்படின்னா அந்த கிரகத்தின் தசாயோ புத்தியோ வரும் பொழுது உங்கள் தொழில் செய்வீங்க தொழிலாம் நல்ல பணம் வரும் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இல்லை உங்கள் சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அதுதான் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் அதிகமாக சுபகிரகங்கள் இருந்துட்டால் பெரும்பாலுமே வேலை செய்யாமல் விட்டுறாங்க வேலை செய்யறதில்ல அப்படின்னா அவங்க சுகத்தை அனுபவிக்காமல் போயிடுது அதனால் நிறையா ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம் முதல்ல நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்தில் செவ்வாய் வந்து நீசமாகிடுச்சு அப்படின்னா என்னங்க பொதுவாகவே வந்து இந்த செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிறனால நீசமாகறனால தாயார் மேலே இவங்க அதிகமாக பற்றுள்ளவராகவும் அன்பை தாயார் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் இயல்பாகவே இவங்களுக்கு பல நேரத்தில் வந்து இவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க சரிங்களா நீசமானதுனால தாயார் கூட ஒன்றா இருக்க முடியாது இல்லை அவங்க வேறு ஊரில் இருப்பாங்க இல்லை இவங்க வந்து ஃபாரின் வந்துருவாங்க இல்லை அன்புக்காக இயங்குபவர்களாக இருப்பாங்க அது ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது வந்து இவங்களுக்கு ஒரு நிலம் கண்டிப்பாக இருக்கும் நிலம் வீடு சொத்து எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அது இவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு தடையாக இருக்கும் ஒரு ஈஸியாக இவங்களால் அனுபவிக்க முடியாது எல்லாருக்குமே இந்த பலன் கிடையாது சரிங்களா ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் அந்த பலன் பொருந்தும் ஏன்னா மற்ற கிரகங்கள் நாளுமே அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாமே எல்லாமே பார்த்து நம்ம நம்ம சரியாக சொல்ல முடியும் இவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வாகனமும் இருக்கும் அந்த வாகனம்ங்கிறது ஒரு புல்லட்டு மாதிரி ஒரு சவுண்டு அதிகமாக இருக்கிற வாகனம் அந்த மாதிரி தான் இவங்க வாங்கணும் அப்படின்னு இயல்புலேயே இவங்க மனசுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு அடிப்படை கல்வி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டு படிச்சுட்டு வரும்போது ஒரு பிரேக் ஒன்று இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகி வந்துருப்பாங்க முக்கியமானது அதுவே ஒரு வந்து ஒரு அடையாளமாகவே இருக்கும் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கணும் அப்போ அந்த செவ்வாய் நீசமாக இருக்கணும் சரிங்களா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது இவ்வளோ ரூல்ஸ் அப்ளை ஆனால் போர் மட்டும்தான் அந்த நெகட்டிவ்ங்கிறத வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருண்டும் இல்லைன்னா அது பொருண்டாரு சரிங்களா அப்புறம் வந்து இந்த செவ்வாய்க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது அப்படின்னா இந்த நாலாம் பார்வையாக இந்த செவ்வாய் வந்து ஏழாம் பார்வை ஏழாம் ஏழாம் பாவத்தை பார்க்கும் சரிங்களா உங்கள் மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்தை வந்து நாலாம் பார்வையாக பார்க்கும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் கணவருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேரில் வந்து ஒரு நிலம் இருக்கும் நிலம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லை சொத்து வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் அவங்க பேரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யமான உணவு உறவு வந்து கணவருக்கும் மனைவிக்கும் ஏற்படும் சரிங்களா அடுத்தது வந்து ஏழாம் பார்வையாக வந்து பத்தாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா ஒரு வேலையில் வந்து ஒரு ஆளுமை சம்மந்தப்பட்ட துறையில் பொசிஷனுக்கு போகலாம் ஆனால் இங்கே உடனே வந்துடுறாரு ஒரு காலம் தாழ்ந்து தான் வரும் ஆளுமையான ஒரு மேனேஜர் லெவலுக்கு போக மாட்டாங்க ஒரு டீம் லீடரு ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நிர்வகிக்கும் அளவுக்கு அது வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதுதான் அடுத்தது எட்டாம் பார்வையாக வந்துட்டு பதினொன்றாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவங்களோட ஆசைகள் என்ன இவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க இயல்புலேயே சரிங்களா அந்த செவ்வாய் வந்துட்டு கடக ராசியில் நீசமானதுனால வந்துட்டு மற்றவங்களுக்குனா இவங்க முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பிரச்சனை இவங்க போய் சொல்லுவாங்க மற்றவங்க கவலைப்பட்டுட்டு இவங்க தானாக விட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு இவங்க போகணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்க வேறு சண்டே வேண்டாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்